வணக்கம் நண்பர்களே நான் இப்போது ரெயின்போ டயட் அதாவது வானவில் நிறங்களினால உணவு கட்டுப்பாடை குறித்து பேச போகிறேன் இது உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒருவித உணவு கட்டுப்பாடு ஆகும் அதே நேரம் இந்த உணவு பட்டியலை நமது சரிவிகித உணவாக அன்றாடம் பயன்படுத்தலாம் ரெயின்போ என்பது ஏழு வளங்களிலானது அதே போல நமது உணவு பட்டியலும் ஏழு நிறங்களிலான உணவுகள் காணப்படுகிறது முக்கியமாக பழங்கள் காய்கறிகள் கிழங்கு வகைகள் கீரைகள் உலர் பழங்கள் இதில் சேர்க்கப்படும் பால் பருப்பு கடலை மற்றும் கொட்டை வகைகள் மிதமாக சேர்த்துக் கொள்ளலாம் அசைவ உணவு உட்கொள்ளுவோர் மீன் முட்டை இறைச்சி முதலிய புரத உணவு வகைகளை மிதமாக உட்கொள்ளலாம் தானியங்கள் சிறுதானியங்களை கொள்ள வேண்டியதில்லை சாதாரண எடை உள்ளவர்கள் குறைந்த அளவு சேர்த்துக்கொள்ளலாம் அதிக எடை உள்ளவர்களோ அல்லது உடல் பருமன் உள்ளவர்கள் தானிய உணவுகளான அரிசி கோதுமை மற்றும் சிறுதானியங்களை தவிர்த்து இந்த ரெயின்போ டயட்டை முழுமையாக கடைபிடித்தால் ஓரிரு மாதத்தில் ஐந்து முதல் பத்து கிலோ வரை எடை குறைக்கலாம் இதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இது உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கிறது முக்கியமாக நமது உடலில் உள்ள அதிகப்படியான எடை குறைகிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்பெற செய்கிறது இதில் விட்டமின் ஏ பி சிஇ சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகரிப்பதால் கேன்சர் செல்கள் உருவாக்குவதை தடுக்கிறது ரத்தம் மற்றும் கல்லீரலை சுத்திகரிக்கிறது ரத்தத்தில் உள்ள எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைத்து உடலில் உள்ள கொழுப்பையும் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கிறது அடுத்ததாக இதை எப்படி கடைபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் வானவிலில் உள்ள ஏழு வண்ணங்களை ஏழு முறை உணவாக உட்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிற உணவையும் வரிசையாக காலை முதல் மாலை வரை உட்கொள்ள வேண்டும் முதலாவதாக சிகப்பு சிகப்பு இரத்தத்தின் பிரதிபலிப்பு ஆகும் ஆகவே இரத்தத்தை சுத்திகரிக்க மற்றும் அதை உருவாக்கக்கூடிய சிகப்பு நிற பழங்கள் மற்றும் காய்கறிகளை நமது முதல் உணவாக அதாவது காலை சுற்றுண்டியாக எடுத்துக்கொள்ளலாம் கொய்யா ஆப்பிள் மாதுளை பழங்களை சாலடாகவோ ஜூஸாகவோ எடுத்துக்கொள்ள வேண்டும் இத்துடன் பால் அல்லது காஃபி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஆரஞ்சு இதை காலை மற்றும் மதிய இடைவெளியில் இடர்பட்ட சமயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரஞ்சு நிறம் பசியை தூண்டுவதை குறிக்கிறது citrus fruit carrot orange mango papaya muskmelon முதலிய பழ வகைகளை உட்கொள்ளலாம் அதிக உடற்பயிற்சி செய்வோர் ஒரு வேகவைத்த முட்டை அல்லது சில மதுர கிழங்கு வகைகளை உட்கொள்ளலாம் அடுத்ததாக மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் உடல் புத்துணர்வை குறிக்கிறது மதிய நேரம் மஞ்சள் நிற உணவுகளான வாழைப்பழம் மற்றும் சில புரத உணவு வகைகளான கடலை மற்றும் முளை கட்டிய பயிர் வகைகளை எடுத்துக்கொள்ளலாம் அதிக எடை இல்லாதவர் சிறிய அளவு அரிசி உணவுகளையோ அல்லது இரண்டு ரொட்டிகளையோ உட்கொள்ளலாம் அடுத்ததாக பச்சை பச்சை நிறம் ஆரோக்கியத்தை குறிப்பிடுகிறது திராட்சை பழம் கிவி அவகோடா நெல்லிக்காய் காப்சிகம் மற்றும் வெள்ளரி எலுமிச்சை போன்ற உணவுகளை நம் சாயங்கள் நிற உணவாக உட்கொள்ளலாம் தேநீர் விரும்புவோர் தேநீர் உட்கொள்ளலாம் அடுத்ததாக நீளம் கருநீளம் ஊதா நிறம் இதில் ஊதா நிற காய்கறிகள் மற்றும் பழங்களை உபயோகப்படுத்தலாம் ஆனால் அது நமக்கு அதிகமாக கிடைப்பதில்லை எனவே புரத உணவுகளை இரவு உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் பருப்பு கடலை அசைவ உணவுகள் இதில் பிரதானமாக உணவாக இருக்க வேண்டும் உலர்பழங்களையும் இதில் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த உணவு பழக்கத்தை கடைபிடிப்போர் தண்ணீர் இரண்டு அல்லது மூன்று லிட்டர் உட்கொள்ள வேண்டும் இந்த ஏழு வண்ணங்களினால உணவு கட்டுப்பாடை நமது அன்றாட உணவு பழக்கத்திலும் சேர்த்துக்கொண்டால் நமது உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் மற்றும் நார்ச்சத்துக்கள் கிடைக்கப்பெறுகிறது தானிய உணவுகளான தோசை இட்லி அரிசி இதன் பயன்பாட்டை சிறிதளவு குறைத்து இந்த ஏழு வண்ண காய்கறிகள் மற்ற பழங்களை சேர்த்துக்கொள்ளலாம் இது ஒரு ஆரோக்கியமான உணவு கட்டுப்பாடு ஆகும் உடல் எடையை குறைக்க விரும்புவோர் மற்றும் உடலில் கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்து இந்த உணவுப் பட்டியலை முழுவதுமாக கடைபிடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் உடல் எடையும் குறையும் உடல் எடையை குறைக்க பலவிதமான டயட் காணப்படுகிறது இது ஒரு நல்ல பாதுகாப்பான அதே நேரம் நல்ல பயன் தரும் டயட் ஆகும் இதே போல மேலும் பல உடல் ஆரோக்கியத்திற்கான சந்தேகங்களுக்கு கமெண்ட் செய்யும் அல்லது எங்களது மின் அஞ்சலை பயன்படுத்தவும் இதேபோல் மேலும் பல வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்